வணக்கம் இது தி ஸ்டேஜ் டெலிவிஷன் வழங்கும் ஆனஸ்ட் வியூ இந்த ஆனஸ்ட் வியூவில் நம்ம பார்க்க போகிற படம் பொன்னியின் செல்வன் பாகம் இரண்டு ரெண்டு மணி நேரம் நாற்பத்தஞ்சு நிமிஷங்கள் டியூரேஷனில் யூ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கிற இந்த படம் எல்லா வயதினரும் பார்க்கும்படியாக இருக்குது விக்ரம் கார்த்தி ஜெயம் ரவி ஐஸ்வர்யா ராய் ட்ரிஷா மற்றும் பலர் நடிச்சிருக்க இந்த படத்தை மணிரத்னம் இயக்கியிருக்காரு ஏ ஆர் ரஹ்மான் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்கார் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நாவலையும் படிக்காத முதல் பாகத்தையும் பார்க்காதவங்களுக்கு ஒன்றும் புரிய வாய்ப்பில்லை ஒரு நீளமான வரலாற்று புனைவை பிழை இல்லாமல் சுருக்கமாகவும் சுவாரஸ்யமாகவும் சொல்ல இயக்குனர் மணிரத்னம் குழுவினர் எடுத்திருக்கிற முயற்சி செதுக்கிய காட்சிகளாய் கண் முன்னாடி விரியறது தான் இந்த படம் நீரில் மூழ்கிய அருண்மொழிவர்மனும் வந்தியத்தேவனும் என்ன ஆனாங்க ஆதித்ய கரிகாலன் எப்படி அந்த நிலைமையை எதிர்கொள்கிறாரு சிற்றரசர்களுடைய நயவஞ்சக சூழ்ச்சிகள் சோழ சாம்ராஜ்யத்தை அசைக்க முடியுதா இல்லையா மணிமுடி சூட போகிறது யாரு திருக்க துடிக்கிற நந்தினியோட பின்புலம் என்னன்றது போன்ற அடுக்கடுக்கான கேள்விகளுக்கான விடை தான் இந்த பாகம் இரண்டு நீரில் மூழ்கும் முந்தைய பாகத்தின் கிளைமேக்ஸில் இருந்த கண்டினியூட்டியாக நீருக்குள்ளேருந்து வெளியில் வர்ற ஃப்ளாஷ்பேக்கோட எந்த ரீகேப்பும் இல்லாமல் ரெண்டாவது பாகத்தை பற்றி கமல் குரலில் ஒரு இன்ட்ரோவோட தொடங்குது படம் ஒவ்வொரு கதாபாத்திரத்தின் மூலத்தையும் ஃப்ளாஷ்பேக்கில் விளக்கி முந்தைய பாகத்தின் முடிச்சுகளை அங்கங்கே அவிழ்த்திருக்கார் இயக்குனர் இந்த நான் லீனியர் திரைக்கதையில் ஆதித்ய கரிகாலன் மற்றும் நந்தினியின் இளமைக்கால கதாபாத்திரங்களோட தொடங்குற கதையில் நாம் எதிர்பார்த்தபடி உயிர் தெழுற கதாபாத்திரங்கள் கதையை நகர்த்த சிவோகம் ஒருபுறம் மதுராந்தகரை அபகரிக்க அங்குசத்தின் ஆபத்தை அலரடிக்கிற அருண்மொழிவர்மனுடைய சாதுரியத்தில் வருது இடைவேளை எதிரிகள் சூழ்ச்சி வலை வீச கொப்பளிக்கும் கோபத்தோட கடம்பூர் செல்லும் கரிகாலன் பழிகொண்ட நந்தினியின் கூறான அணைப்பில் காலனை வரவேற்று இருளிலே சாட்சியின்றி முடியும் காட்சி மிரட்சி பதினாலு ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சி பொறுப்பேற்கிற ராஜராஜ சோழனின் சாம்ராஜ்யத்தை கிளைமேக்ஸில் காடு போட்டு சொல்லி கச்சிதமாக முடிச்சிருக்காரு இயக்குனர் முதல் பாகத்தில் வந்தியத்தேவனா வலம் வந்த கார்த்தி இந்த பாகத்தில் சில காட்சிகளில் கலகலப்பை ஏற்படுத்தியிருந்தாலும் ஆதித்த கரிகாலனா விக்ரம் இந்த ரெண்டாவது பாகத்தில் ஆட்சி செய்கிறார் குறிப்பாக கடம்பூர் போய் எதிரிகள் மத்தியில் வெள்ளை குதிரையில் வட்டம் அடித்தபடி அவர் விடுற அரைக்குவல் கம்பீரம் ஹேட்ஸ் ஆஃப் விக்ரம் அருண்மொழிவர்மனா ஜெயம் ரவி ஒரு வீரனா தன்னுடைய பங்கை உணர்ந்து செஞ்சு கடைசியில் வீர வாழ தரையில் ஊன்றி தர்ற போஸ் அல்டிமேட் பார்த்திபேந்திர பல்லவனா வர்ற விக்ரம் பிரபுவுக்கு இந்த பாகத்தில் கொஞ்சம் ஸ்க்ரீன் டைம் அதிகம் தான் அதையும் அவர் சரியாக பயன்படுத்தியிருக்கார் ஆழ்வார்க்கடியனா வர்ற ஜெயராம் சில காட்சிகளில் திணிக்கப்பட்டிருக்கிறது போல தோணுது சுந்தர சோழனா பிரகாஷ்ராஜ் பெரிய பழுவேட்டையரா சரத்குமார் சிறிய பழுவேட்டையரா பார்த்திபன் ஒரு சில காட்சிகளில் வந்து போகிறாங்க மதுராந்தக சோழனா ரகுமான் மகுடம் சுடும்போது கூட ஏன் முகத்தில் பொலிவில்லைன்னு தெரியல பூங்குழலியா ஐஸ்வர்யா லக்ஷ்மி வானத்தியா சோபிதா துலிபாலா ரவிதாசனா கிஷோர் பெரிய வேளாரா பிரபு இவங்கெல்லாம் இட்டப்பணியை செவனே செஞ்சுருக்காங்க ஐஸ்வர்யா ராய் இந்த பாகத்தில் நந்தினியாவும் மந்தாகினியாவும் இரு கதாபாத்திரங்களை மிரட்டியிருக்காங்க மிக அழுத்தமான காட்சிகள் கொடுக்கப்பட்டிருக்க ஒரு பக்கம் அழகு ஒரு பக்கம் வசனம் ஒரு பக்கம் முகபாவனைகள்னு நடிப்பில் பின்னி எடுத்திருக்காங்க ஊமை ராணியா கண்களாலேயே அவர் கடத்துகிற உணர்வுகள் அவருடைய திறமைக்கு சான்று ட்ரிஷா எவர் பியூட்டியா திரைக்கு அழகு சேர்த்து தன்னுடைய பங்கு சிறப்பாக செஞ்சுருக்காங்க அவர் தோன்றும் காட்சிகள் எல்லாம் ரசிகர்களுடைய ஆரவாரம் அரங்க அதிரச் செய்யுது ஜெயமோகன் மற்றும் இளங்கோ குமரவேலின் வசனங்கள் இயல்பாகவும் சில இடங்களில் இறுக்கத்தை போக்கும்படியாகவும் இருக்குது குறிப்பாக குதிரை உன்னோடதாக இருக்கலாம் ஆனால் இந்த காடு என்னோடதுன்னு இள வயது நந்தினி சொல்கிறது காட்டி கொடுத்தா கௌரவமான வாழ்க்கை இருக்காதுன்னு கார்த்தி சொல்கிற வசனம் அரசர்கள் சொல்லும் பொய்ய அரசியல் என்பார்கள்னு நந்தினி பேசுகிற வசனம் போன்றவற்றை சொல்லலாம் ஏஆர் ரஹ்மானோட இசையில் ஏழு பாடல்கள் இருந்தாலும் காட்சிகளோட முழு பாடல்களையும் திரையில் ரசித்த திருப்தி ஏற்படலை இளங்கோ கிருஷ்ணனின் வரிகளில் சங்கர் மகாதேவன் குரலில் வீரா ராஜவீரா பாடல் மிடுக்கா இருக்க அகநக பாடல் முணுமுணுக்க வைக்கிது மிரட்டலான பிஜிஎம் சில காட்சிகளில் இறைச்சலாக இருந்தாலும் கதைக்களத்துக்கு முதுகெலும்பாக இருக்குன்னு தான் சொல்லணும் ரவிவர்மனுடைய கேமரா அழக பேரழகாக காட்டியிருக்கிறதோட நேச்சுரல் லைட்டிங்கும் கலரிங்கும் பார்வையாளர்களை அந்தந்த இடத்துக்கிட்டே கூட்டிகிட்டு போயிருக்குன்னு தான் சொல்லணும் நிசப்தமான இடத்துல மெல்லிய ஓசைகள் போர்க்களத்தின் ஆக்ரோஷ ஓசைகள்னு எஸ்எஃப்எக்ஸ் காட்சிகளின் சூழ்நிலைக்கு உயிர் கொடுத்துருக்கு விஎஃப்எக்ஸ் கண்களை உறுத்தாமல் பிரம்மாண்டத்துக்கு உதவி இருந்தாலும் மந்தாகினி முதுகில் அம்பு வாங்கும்போது பக்கவாட்டில் பறந்து வர்ற ஈட்டிகள் தனியாக தெரியுது தோட்டாதரணியோடைய அரங்க அமைப்பில் அரண்மனையிலிருந்து சுரங்கம் வரைக்கும் சூழ்நிலைக்கு ஏற்ற செட் ப்ராப்பர்ட்டிஸோட இயல்பாக இருக்குது காஸ்டியூம்ஸ் கச்சிதம் ஆனால் ஆத்தங்கரையில் வாழற மந்தாகினியோட அப்பழுக்கற்ற வெள்ளை ஆடையும் ஸ்ட்ரெயிட்டன் பண்ணி லெவல் பண்ண நரைச்ச முடியும் ஐஸ்வர்யாவுக்காக ஏற்றுக்கலாம் இந்த முறை ஜெயம் ரவிக்கு நல்ல மணிமகனம் ரெடி பண்ணியிருந்தாலும் அதையும் அவர் விட்டு கொடுத்துடுறது பரிதாபம் வாய் வரைக்கும் கருப்பு துணி கட்டி மாறு வேஷம் போடுறது கொஞ்சம் ஓவர்னா பதினாலு வருஷங்களுக்கு அப்புறமும் அதே தோற்றத்தோடு இருக்கிறது காயக்கல்ப வித்தையோன்னு தோணுது ஸ்ரீகர் பிரசாதோடைய படத்தொகுப்பு திரைக்கதை தொய்வில்லாமல் நகர உதவி இருக்கு முதல் பாகத்தை நிறைவு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் சம்பவங்களுக்கும் கதாபாத்திரங்களுக்கும் முக்கியத்துவம் தந்து பொழுதுபோக்கு அம்சங்களை காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கிறதுனால இந்த பாகத்தில் இறுக்கத்துக்கு நடுவில் இழைப்பார இடம் குறைவு தான் மொத்தத்தில் முதல் பாகத்தை ஒப்பிடும்போது ரசிகர்களுக்கு மனநிறைவு குறைவுதான்னாலும் இந்த கனவு பயணத்தின் நிறைவு இதுன்றதே பார்வையாளர்களுக்கும் படக்குழுவினருக்கும் நிறைவுதான் பொன்னியின் செல்வன் பாகம் இரண்டு நிறைவு இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் மீண்டும் ஒரு ஆனஸ்ட் ரிவ்யூவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுரேஷ்குமார் நன்றி வணக்கம்